கூப்பிட்டாச்சு வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே இவன் எப்படி அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி அழுத்து அழுத்து அப்படின்னு ஐயோ ஓசிக்கல அடிச்சு விட்டாங்க என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை எல்லா கிளியும் ஓசிக்கலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது சரி ஒருத்தர் இருக்கா அப்புறம் அவனாவது ஓப்லைன் பிள்ளையெல்லாம் போடப்பட்ட வரணும் வாயில் வளருது offline player offline player offline பிளேயராக அமைந்து விட்டார் அப்படின்னாலும் அடிச்சு விட்டாச்சு சரி ரைட்டு பார்ப்போம் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு கைஸ் ரெண்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஆகும் போது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாவது ரவுண்ட் ஆயிடுச்சு கைஸ் அதுக்கப்புறமும் நம்ம சேனல் இன்னுமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஷேர் பண்ணாமல் ப்ரோ ப்ரோ எனக்கு வந்துட்டு ஷேர்லாம் பண்ண முடியாது ப்ரோ ஷேர் பண்ணால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப சோபேரியாக இருக்குது ப்ரோ உங்கள் சேனலில் ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப சோபேரியாக இருக்குது அப்புறம் வந்துட்டு ஒன்றுமே அதுக்கு தான் யூடியூபே கொடுத்துருக்காங்க ஒரு லைக் பட்டன் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்காகவே கொடுத்த லைக் பட்டன் சோம்பேறி பயல்களுக்காக கொடுத்த கொடுத்த லைக் பட்டன் அந்த லைக் பட்டனை ஒரு அமுக்கு அமுக்குனா யூடியூப்பே நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடும் அதனால் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் அமுக்கி விட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதனால் வந்து அது ஷேர் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல அதை லைக் பட்டனை கொஞ்சம் அமுக்கி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் யூஎஃப் எடுத்துகிட்டு ரெக்ஸ்ட் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் கைஸ் இரவாக நடந்திருக்கு அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் இனிமே எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கடா இருக்கோம் டே எங்கடா இருக்கோம் எங்கே இருக்கான்னு தெரியலையே சரிட்டு பார்ப்போம் பார்ப்போம் ஐயோ ரெப்டைட்டே சண்டை போட்டுட்டு இருக்காருங்க இந்த எதிர்த்து ஏறிட்டு நம்ம இந்த சைடு போட செவ்வறு பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அதை போன மாதிரி பார்த்தோம்ல அப்படி அழுத்து அழுத்து போட்டு அழுத்து அழுத்து ஐயோ சிக்கமடிக்காண்டே டே அழுத்து போட்டு நம்மளாம் யாரிலே அடி பண்ணுறோம் நம்ம யார் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியாமல் இருக்கான்னு இல்லை அடி போட்டு லெஜன்ஸ் டே டே ஃப்ரீ ஃபயர் காட்ரா நான் காட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் அடி போட்டு ஐயோ போட்டு அடியா போட்டு இடியா போட்டு அடியா போட்டு அப்பாட்ட அடிச்சு விட்டாச்சு இன்னும் ஒருத்ததாக இருக்கா என்ன பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்கிட்டு ஒரு நாய் நாக்காய் கிடக்கு இந்த நாய் இந்த நாய் வரைக்கும் எடுக்கணுமே அப்புறம் ஏன்னா வந்து உயிர் கொடுத்து தொலைஞ்சிடக்கூடாது பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கொண்டே இருக்கிறோம் சரி ரைட் அங்கிட்டு ஒரு நாய் அடிச்சிட்டு இருக்கு அங்கிட்டு இருந்து எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திடா பாடு அப்பாடா எப்போடி பத்து வெறும் பத்து ஹெச்பியில் தப்பிட்டாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல விளைச்சல் ரைட் பார்ப்போம் ரெண்டாவது ரவுண்டு ஓடிச்சு கைஸ் மூணாவது ரவுண்டு வந்துட்டோம் எப்படியோ உயிரை பணியை வைத்து மூணாவது ரவுண்டு வந்து உள்ளோம் இவங்களுக்குலாம் கில்லை கொடுக்காம அவன்கிட்ட இருந்து கில்ல புறத்தையும் ஆட்டை போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கில்ல புறத்தையும் ஆட்டை போட்டு வந்துட்டோம் கைஸ் இன்னொரு ரவுண்டு இன்னும் எத்தனை ரவுண்டு இருக்குது இன்னொரு ரெண்டு ரவுண்டு இருக்குது கைஸ் இந்த ரெண்டு ரவுண்டுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் யூஎம்பியும் உட்பாக்கர் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் உட்காந்துருமா அவன்கிட்ட இருந்து நம்ம ஓசியில் அடிக்கணும்ல அதுக்காண்டி தான் உட்பக்கர் எடுத்து வச்சிருக்கேன் சரி ரைட்டு ஓடும் ஓடும் எங்களா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க எங்கடா எங்கிருக்கா எங்கடா இருக்கா இனிமே டாய் வெளியே வாங்கடா வெளியே வாங்க நான் ஏறி மாட்ட மாட்டேன்டா இவன் இருந்து நான் ஓசிக்கில் அடிக்க உட்பக்கர் எடுத்து வச்சிருக்கேன் டே ஏன் இருந்து இவங்க அடிக்காங்கடா சரியான ஓசிக்கில் போயிருக்கீங்களா இருக்கானுங்க எனக்கு மேலே இருக்கானுங்கடப்பா இவங்க சரி ரைட்டு பார்ப்போம் எங்க இங்கிட்டு தாண்டா வருவேன் இங்கிட்டு இனிமே வரணுமே எங்கே டே இங்கிட்டு வரலையா எங்கடா இருக்கீங்க இங்கிட்டு இனிமே வரணுமாடா வரணும்னு இருக்க மாட்டானுங்களே நம்மளோட நம்மளை மாதிரி முட்டா பயிலாக இருந்தால் இங்கிட்ட வருவாங்க அவங்களும் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க அதனால தான் வரல சரிட்டு பார்ப்போம் எல்லாம் ஒன்று ஸ்குவாடாக இருக்கானுங்க சரிட்டு பார்ப்போம் எங்கே இருக்காங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல எங்கடா இருக்கீங்க அடா பாவிகளா பாவிகளா கால் வலிக்கிறாங்க அங்கே போயிருக்கு ஐயோ கையில் ஏற்படுற வர இறை வழியா பிடிச்சி போட்டாங்களா என்னடா இது அதுக்குள்ள இப்படி பண்றீங்களா என்னடா பாவம் பண்ணேன் திடீர்னு வந்து பாவம் தெரியாம வந்துட்டேன் சாரி கேட்டு போய் கீழே போயிருப்பில்ல அதுக்குள்ள பட பட பட படம் அடிச்சு விட்டா என்னது சொல்லுவேன் நான் போக தெரியாம வந்துட்டு ஒரு சின்ன பையன் சரி போயிட்டு போடா அப்படின்னு சொல்லி பொழைச்சி விட்டுருக்கணும் அது விட்டுட்டு போடு போடு போடு போடு போட்டு அடிச்சு தொலைச்சு விட்டாங்க சரி ரைட்டு பாப்போம் டே நாலு பேர் இருக்கா இந்த ஒரு நாள் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியலையே டபுள்யூ பீஸ்ட் டே பீஸ்ட்னு பேர் வச்சாப்புல அடிச்சுக்கலடா என்னடா இது தெரியலையே டே பாப்போம் டே அறா பீஸ்ட் பண்ணே அறா அறா அர்ரா அறா அர்ரா டே டி ஸ்கோடா வச்சு கிங்கடா சோடா வச்சு ஸ்கோடு அறா போடு போடு போடு போடு டேய் போடு எழுபத்தி ஒன்று போடு ஒரு நாக்கு அடிச்சிட்டான்ப்பா ஏலே போடு பெற லெவல் அதுக்கப்புறம் ஊக்கங்க போட்டான் டாய் வாங்கடா வாங்கடா வாங்கடா ஒரு ஆள் போதும்டா நாலு பேரையும் வேற லெவலில் முடிப்பாடுறா டபிள்யூஜி பீஸ்ட் டிரைவர் வாடா வாடா வாடா வாடா போட்டு வெட்டி க்ளூவால் போட்டு வேற லெவலில் போட்டுட்டு இருக்காரு எங்கே எழுப்பியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே இடத்துல நாலு பேர் உயிர் கொடுத்தாங்களே ஐயோ பாவம் இருக்கும் ஐயோ பாவம் இவனை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே ஐயோ தனியாக இருக்கானே ஐயோ கடவுளே தோழியை முடிச்சு போடுவாங்களே இவனை தனியாக வச்சு அடிச்சு விடுவாங்க ஐயோ போட அடிச்சு விட்டாங்க ரைட்டு பாப்போம் ஐயோ பாவம் அழுதுவானே ஐயோ பாவம் சரி ரைட்டு பார்ப்போம் இன்னும் எத்தனை ரவுண்டு ஓடி இருக்கு அப்படின்ட்டா அடுத்த ரவுண்ட் ஆச்சு பட் பத்தே சரி ரைட்டு அவனுக்கு ஜெயிச்சிட்டாங்க அதான் நம்ம ஜெயிச்சா ஜெயிக்கலன்னா தான் இது வாயெல்லாம் உளறி தொலைது நம்மளை அடித்தா தான் அது இதாயிருமே சரிட்டு பார்ப்போம் டபுள் ஷாட் தான் கேஸ் டபுள் ஷாட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அழுத்து தாங்க முடியாதுல்ல சரி அவனு எனிமி மண்டை புழக்க புழக்க அடிப்போம் சரி ரைட்டு பார்ப்போம் பொழிச்சு பொழிச்சுன்னு சவப்பு கலரில் ரெட் கலரில் விழும் இந்த வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் தான் கைஸ் பார்க்க போகிறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு போகும் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டே எனக்கு முன்னாடி நீ ஓடிடுவியாடா எனக்கு முன்னாடி நீ ஓடிடுவியா நீ அவ்வளோ பெரிய ஆளா டே டேய் டேய் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் டேய் ஐயோ முந்திட்டானே டேய் முந்திட்டான்டா முந்திட்டான்டா நான் தான் முன்னாடி போவேன் ஐயோ இவன் பின்னாடி ஏ டேய் நான் தானே முன்னாடி போவேன் முன்னாடி ஓட்டாயா நான் தான் எப்போ முன்னாடி ஓடுவேன் நீ எப்போ பின்னாடி ஓட முடியும் சரி ரைட்டு பார்ப்போம் இந்த பிடிக்கான எடுத்து ஐயோ ஐயோ ஐயோ என்ன ஏன் குறைச்சிட்டே இருக்கா ஐயோ கடவுளே ஐயோ மாமரம் போட்டாடே ஐயோ என்னடா போவேன் டேய் நீயே முன்னாடி வாடா முன்னாடி வந்து உயிர் கொடுறா டேய் உயிர் கொடுக்குறா ஐயோ உயிர் கொடுக்கடா ஐயோ அழுதி விட்டாடா டேய் அழுதி விட்டாடா உயிர் கொடுக்கடா அழுதி விட்டா சரி ரைட் பாப்போம் டேய் எப்படியாவது இந்த சைடு ரிவைட் பண்ண முடியுமா டேய் டோக்கன் தான் ரிவைட் பண்ணிவிடுங்கடா கிளாஸ் போர்டு மேட்ச் இது ஐயோ ரிவே பண்ண முடியாது ஆச்சா ரைட்டு பாப்போம் என்ன பண்ண போறோன்னு தெரியலையே டாய் ஐயோ இவன் எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் தரையை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் போடு போட்டு போட்டு போட்டு ஐயோ போட்டு புட்டாங்களே நம்ம லூச்சு பையில அடிச்சு புட்டாங்களே இந்த அக்கா என்ன பண்ணுது போட்டு அக்கா போட்டு வேற லெவல் பாம்பு போட்டு தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க இந்த அக்கா அடி டரு புரு டரு புருன்னு அடிச்சு தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க இந்த அக்கா சோலோ வச்சு த்ரீ அப்போ அப்படி சமாளிக்க போகுது எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க அழுத்து போட்டு ஃபேமஸை போட்டு அழுத்திட்டு இருக்கு வாங்கடா வாங்கட்டா சோலோவில் இருந்து கிங்குடானாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னு யாரும் யாருக்குமே தெரியவில்லை திரண்டு போட்டு போட்டு அது அதோ கடவுளே அக்காவும் மண்டே தெரிஞ்சு விட்டாங்க ரைட் பார்ப்போம் ஐயோ அண்ணா அண்ணா மூஞ்சம் கிட்டத்தில் காமிக்காங்கன்னா பயமா இருக்குது சரி ரைட் பார்ப்போம் அண்ணா மூஞ்சம் முன்னாடி காமிச்சோன்னா ரொம்ப இருக்குது இருக்குதுல்ல சரி ரைட்டு ஐயோ அவனுங்க ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்களே என்னடா இது நாங்கள் தான்டா நாலு ரவுண்டும் ஜெயிக்கணும் நீங்கள் ஏன்டா ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சா ஜெயிச்சு விட்டுருங்க எதுக்குடா இது தோக்க தானே போறீங்க அப்புறம் எதுக்கு ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிங்க சரிட்டு பார்ப்போம் அப்படி உட்பக்கரை எடுத்துட்டு ஓசிக்கில் கண்டி எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒன் டாப்புக்கெல்லாம் நம்ம எடுத்து எடுக்க மாட்டோம் ஓசிக்கில் வேண்டி தான் எடுத்து அவன்கிட்ட நீங்கள் இன்னும் தப்பாக நினைக்கிறாங்க இவன் பெரிய ஒன் டாப் பிளேயர் அதனால தான் உட்பக்கம் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்ம வந்துட்டு ஓசிக்கல் அடிக்கணும்ல இவங்க மூணு பேர் அழுத்துவாங்க கடைசியாக வந்துட்டு எங்கேருந்து அழுத்துவோம்னே தெரியாது அந்த அடி தரமான அடியாக இருக்கணும் மூணு பேருக்கும் என் டீமில் உள்ள மூணு பேருக்கும் தரமான அடியாக இருக்கணும் டாய் அப்படின்னு கத்துவானுங்க மூணு பேரும் அப்படி இருக்கணும் அதுக்கு தான் இந்த கண்ணு ரைட் பார்ப்போம் என்னடா என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள் எங்கே இனிமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் டே எங்கடா அடி போட்டு போட்டு அழுத்து போடு அடி போடு ஐயோ திக்க முடிக்கானே திக்க முடிக்கானே அதுக்குள்ளே அடித்தான் பார்த்தானே டேய் என்னடா இது நானே ஒருத்தனை தான் பார்த்தேன் இந்த ஒருத்தருக்கான் டேய் டேய் அடே போடு ஹெட்டு ஹெட்டு விழுந்துரு ஹெட்டு விழுந்துரு போடு அழுத்தி பிடிச்சி தூக்கி தெரிக்க விட்டுட்டேன் அந்த ஃபோன் கவரை விழுந்துருச்சு தெரிக்க விட்டுட்டு சரி இது பாப்போம் மெடிக்கிட்ட போட்டாச்சு போட்டு ஐயோ ஐயோ ஐயோ என்ன அழுத்து ஃபோனே ஓட்ட விழுந்துற அளவுக்கு அழுத்து அழுத்துன்னு இழுத்து தூக்குவோம் அந்த அளவுக்கு ஒன்ட்டா பட்டுச்சு பாம்பு போட்டு ஐயோ பாம்பு போடுறதுலையே சரி ரைட்டு பார்ப்போம் என்னடா இது பதட்டத்தில் எங்கிட்டோ பாம்பு போட்டு ஓடிட்டு இருக்கேன் சரி என்ன நடக்கும் போது தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது இன்னும் ரெண்டு பேர் தான்டா இருக்கான் அப்படின்ட்டுல டாய் எங்கடா இருக்க எனிமி வரண்டா வரண்டா உன்னையா விட்டா மாட்டேன்டா விட்டா மாட்டான் இன்னும் ஒருத்தன் தான்டா இருக்கான் டேய் அவனையாவது தாங்கடா அடிச்சு போடாங்க மூணு பேரும் வந்து டேய் ஐயோ மறுபடியும் எட்டியும் தெரியாமல் அதே இடத்துல மறுபடியும் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஐயோ நம்மளுக்கு ஒரு எட்டியும் தெரியல சரி உங்கள் வீட்டு பிள்ளையா அவனுச்சு kita tolonglah berhenti. விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி போட்டு தெரிய விடு ஐயோ கடவுளே ஐயோ ஐயோ இன்னும் ஒருத்த ஒருத்த ஐயோ பாட்டி அடிச்சாச்சு வேற லெவலு ஏ அடிச்சு விட்டான்டா மூணு ரவுண்டு அடிச்சுட்டேன்டா நான் எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் வேணால் எல்லாத்தையும் அடிப்போம் இங்கே எதுக்குடா சோலோ வெர்சஸ் கிங்குடா சோலோ வெர்சஸ் கோடையே வேறு லோல் பண்ணுவோம் உட்பேக்கராண்டா அதுக்கு தான்டா வேணும் அதுக்கு தான் நான் சொன்னோம்ல மூணு பேர் அழுத்துவாங்க நம்ம உட்பேக்கரை வச்சுட்டு தொக்கு தொக்குன்னு அழுத்த வேண்டாம் ஒரே அடி தான் அவங்க மூன்று ரவுண்ட் மூணு அடி அடிப்பாங்க நாலாவது அடி பயங்கரமாக உள்ள உட்பக்கிற வச்சு அதுதான் ஓ சிக்கல் அதுதான் நம்மளோட பிளாக் ஸ்டார் எஃப்எஃபோட அது பேர் என்ன சொல்கிறது அது பேர் என்னது சொல்லுவாங்களே அது பேர் என்னது அறிவு அறிவுக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளுடைய அறிவு ஓகேவா ஸோ ஓடுவோம் ஓடுவோம் என்னடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் டாய் முதல்ல ஓடுங்கணும் அதுதான் அது வந்துட்டு முதல்ல ஓடுங்க செப்பு முதல்ல ஓடுனா தான் நம்ம வந்து ஓசிக்கல அடிக்க முடியும் அதுதான் நம்மளுடைய திறமை ஏன் அப்படின்ட்டு முதல்ல போய் நம்ம நின்றுணும் அவங்க வேகமாக வந்து அவங்க முன்னாடி போயிடுவானுங்க அவங்க முன்னாடி உள்ளே விட்டுறணும் இந்த பற்றியில் அடித்தாங்க அடிக்காதடா அடிக்காத ஐயோ கடவுளே ஐயோ ஐயோ டே டே நான் ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்தேன்டா ஏன்டா எப்படி அடிக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்டா எங்கடா எங்கடா அழுத்து அழுத்து போடு ஐயோ அடிச்சேன் ஹெட் அடிச்சிட்டேன் டே டே டே ஐயோ டே டே டே ஒரு கில் அடிச்சிருக்கேன்டா டே டே உயிர் கொடுத்து தொலைஞ்சாங்கடா டே அடே ஒரு கில் அடிச்சிருக்கேன்டா டே பாவிங்களா ஐயோ என் கில்லு போச்சே என் கில்லு போச்சே ஐயோ உயிர் கொடுத்துடாதடா டேய் ஏய் என் கில்லு தான்டா நானே எப்பமாவது ஒரு கில் அடிச்சா டேய் அடே அடி அடி போடு அடி அடி போடு ஹெட் அடிச்சிட்டேன் ரெண்டாவது கட்டி ஐயோ என் டீமேட் வர அடித்தாங்க ஏன்டா செத்து போன நாயே செத்து போன நாயே செத்து போன பையே ஐயோ கில்லு ஒன்னால எல்லாத்தையும் கில் அடிச்சு விட்டுட்டு இருக்கான்டா அவன் டேய் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கில்ல போட தீம் அடிச்சுட்டு இருக்கோம் ஏன்டா உயிர் கொடுத்து கில் அடிச்சிடாதா அப்புறம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் டேய் டேய் டேய் ஐயோ கீ உயிர் கொடுத்து வந்துட்டானே நாசமாக போனேன் எடுவிட்ட பயில அட பாவி ரெண்டு கிலோ தாங்கடா டேய் என் கிள்ள போகிறது எடுக்காங்கடா அடே அடே அடே ஐயோ அடி போடு போடு போடு ஐயோ இன்னொருத்தர் அடி போடு அப்போ அட வேற லெவல் பங்கம்